வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் மர்மம் என்னன்னா நம்மளும் சரி நமக்கு முன்னாடி வாழ்ந்த சந்ததியினரும் சரி இந்த பூமியில் எத்தனையோ விதமான வைரஸ்கள் அதனால் உண்டான நோய்கள் அதோட பாதிப்பால் நாம் இழந்த உயிர் இழப்புகள் எண்ணில் அடங்காது ஆராய்ச்சியாளர்கள் வைரஸுக்கு வச்ச பேரில் பாதிக்கு மேலே நம்ம வாய்க்குள்ளே நுழையலை ஆனால் நம்ம ரத்தத்தில் நுழைஞ்சு பிராணனை வாங்கிருச்சு ஆனாலும் நம்ம தலைமுறைக்கு மறக்கவே முடியாத வைரஸ் எதுன்னா அது கொரோனா தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதெல்லாம் இல்லாமல் ஒரு வைரஸை நம்ம திரையில் பார்த்து பயத்தோடு ரசிச்சிருக்கோம் அந்த வைரஸ் தான் ஜாம்பி இந்த வைரஸை மையமாக வச்சு எத்தனையோ ஹாலிவுட் படங்கள் வந்திருக்கு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஈவில் ரெசிடென்ட் சீரியஸை சொல்லலாம் ஏன் நம்ம தமிழ் படம் கூட ஒன்று வந்துச்சே ஜெய ரவி நடித்த படம் மிருதன் அப்படின்னு அந்த ஜாம்பி வைரஸை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே பெல் பட்டனை தட்டி ஆள்னு கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது மாதிரி வீடியோக்குள்ளே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜாம்பி வைரஸ் எப்படிப்பட்டதுன்னா ஒரு இறந்த உடலுக்குள்ளே போய் அதோட மூளையை கட்டுப்படுத்தி இறந்து போயிருக்கிற செல்லுக்கெல்லாம் உயிர் கொடுத்து உடம்பை நடமாட வைக்கிறது தான் ஜாம்பி வைரஸ் இந்த ஜாம்பி யாரையெல்லாம் கடிக்குதோ அவங்கெல்லாம் ஜாம்பியாக மாறிடுவாங்க இது எல்லாமே சினிமாவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று ஆனால் உண்மையிலே இப்படி ஒரு வைரஸ் இருக்கா படத்தில் நம்ம பார்த்தது உண்மைதானா அப்படின்னு விரிவாக பார்க்கலாம் உண்மைதான் ஜாம்பி வைரஸ் பூமியில் இருக்கிறது உண்மைதான் ஆனால் அந்த வைரஸ் இதுவரைக்கும் மனிதனை தாக்குனதா எந்த தகவலும் இல்லை பறவைகள் பூச்சிகள் விலங்குகள் இவைகளை தான் தாக்கியிருக்கு மனிதர்களை இதுவரைக்கும் தாக்குனது இல்லைன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இந்த ஜாம்பி அறிவியல் படி மனிதனுக்கு இதுவரைக்கும் வந்ததில்லை அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் அதுக்கு பதிலாக எறும்புக்கு வந்திருக்கு இது எறும்புகளுக்கு வர்றதுக்கு காரணம் என்னென்னா ஓபியோ காடஸ் அப்படிங்கிற ஒரு வகை புஞ்சை தான் காரணம் இந்த புஞ்சையால் பாதிக்கப்பட்ட எறும்பு ஜாம்பியாக மாறிடும் இந்த புஞ்சை எறும்பின் உடலில் ஒரு முட்டையாக உள்ளே போகும் பின்னாடி அந்த எறும்போட உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும் அந்த எறும்புக்கே தெரியாமல் ஒரு லார்வா மாதிரியாக அதோட உடல்லே வளரும் லார்வானா என்னென்னா நம்ம ஊர் நம்ம ஊர் குளத்துல எல்லாம் தவளை பார்த்துருப்போம் அந்த தவளை முட்டையிலேருந்து வெளியே வரும்போது ஒரு புழு மாதிரி தண்ணியில் நெளியும் பாருங்கள் அதுதான் லார்வா அப்படி லார்வாவாக எறும்பு உள்ளே வளர்ந்த அந்த வைரஸ் எறும்பு அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுருக்கும் அதுக்கப்புறம் அந்த வைரஸ் எறும்போட மூளையை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிரும் அதனால் அந்த எறும்பு எப்போதும் போல் இல்லாமல் வித்தியாசமாக நடந்துக்கும் எறும்புகள் வந்து உயரத்தை அதிகம் விரும்பாது ஆனால் இந்த புஞ்சையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எறும்பு உயரமான இடத்துல ஏறி தன்னோட தலையை தானே முட்டிக்கிட்டு இறந்து போயிடும் அதுக்கப்புறம் அது உள்ளே இருந்த வைரஸ் ஈயா மாதிரி எறும்போட தலையிலேருந்து வெளியே வந்துடும் அதே மாதிரி டோக்கோ பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு வகை ஒட்டுண்ணி எலியை தாக்குச்சுன்னா எலியின் மூளையில் உள்ள சில நரம்புகள் துண்டாகி எலிகளோட பொதுவான குணத்திலிருந்து மாறிடும் எலியோட பொதுவான குணம் என்ன பூனையை பார்த்தா பயந்து ஓடுறது ஆனால் இந்த ஒட்டுண்ணியால் பாதிக்கப்பட்ட எலி என்ன தெரியுமா செய்யும் பூனையை பார்த்தா பயப்படாமல் எதிர்த்து நிற்குமா கடைசியில் மூளை குழம்பி அங்கே இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு தேவையானதை சாப்பிடாம ஜாம்பியாக மாறி ஒட்டுண்ணி கட்டுப்பாட்டில் கடைசியில் இறந்து போகும் இது மாதிரி இன்னும் செலந்தி நண்டு ஈ கரப்பாம்பூச்சி என பல இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் சைபீரியாவில் நூறு அடி ஆழத்தில் முப்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வைரஸ் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த வைரஸோட பேர் பித்தோ வைரஸ் செபெரிக்கம் இது ரொம்ப ஆபத்தான வைரஸ் காரணம் இந்த வைரஸ் பூமிக்கு அடியில் இருக்கிற வரைக்கும் பயம் இல்லை ஆனால் அது மேலே வந்து பரவ ஆரம்பித்தா மனிதனையும் ஜாம்பியாக மாற்றலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இந்த வைரஸ் வந்து கனடா ரஷ்யா போன்ற நாடுகளின் பனிப்பாறைகளுக்கு கீழே உறைஞ்சு போய் இருக்குதான் அதை போய் யாராவது மீத்தேன் எடுக்கிறேன் கொம்புத்தேன் எடுக்கிறேன்னு நோண்டி விட்டாலோ இல்லை ஓசோனில் இருக்கிற ஓட்டை பெருசாகி பூமி சூடாகி இருக்கிற பனியெல்லாம் உருகினாலோ உருகுனாலோ அந்த நேரம் முப்பதாயிரம் வருஷமாக தூங்கிட்டு இருந்த அந்த பீத்தோ வைரஸ் வெளியே வந்து அதோட வேலையை காட்டும் பூமியில் மட்டும் இல்லை விண்வெளியிலும் பல வைரஸ் இருக்குதான் நிலவுக்கு போன நீல் ஆம்ஸ்டாங் திரும்பி வரும்போது அவரை பூமிக்கு அப்படியே அழைச்சிக்கிட்டு வரல அவரை கொஞ்ச நாள் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் தனிமையில் வச்சுருந்தாங்களாம் ஏன்னா நிலவில் ஏதாவது கொடிய வைரஸ் இருந்து அது அவரோட உடம்புல ஒட்டிக்கிட்டு வந்து நம்ம பூமியோட சீதோசன நிலைக்கு தகுந்த மாதிரி அது உருமாறி நம்ம உடம்புக்குள்ளே புகுந்து ஜாம்பியாக மாற்றி நம்மளையெல்லாம் பேயாக அலைய விட்டுருச்சுன்னா அதான் முன்னாடி ஆய்வாளர்கள்லாம் அதை யோசனை பண்ணி நீலாம்ஸ்டாங்க தனிமையில் வச்சு வெளியே விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை விண்வெளிக்கு அனுப்புகிறாங்களே சேட்டலைட்டு அது கூட திரும்பி பூமிக்கு வரும்போது அதில் ஏதாவது வைரஸ் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு அந்த சேட்டலைட்டை ஒரு சிறந்த உயிரியல் ஆராய்ச்சி கூடத்தில் வச்சு சோதனை செய்வாங்களாம் அப்படி ரொம்ப கொடூரமான வைரஸுகளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்குன்னு நாசாவில் பிஎஸ்எல் ஃபோர் அப்படின்னு ரொம்ப பாதுகாப்பான உயிரியல் ஆராய்ச்சி கூடம் இருக்குது அதனால் ஜாம்பி வைரஸ் நம்ம பூமியில் இருந்து மட்டும்தான் வரணும்னு அவசியம் இல்லை விண்வெளியிலிருந்து கூட வரலாம் வருங்காலத்தில் கொரோனா போல் ஜாம்பியும் வர வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா இப்படி எதிர்காலத்தில் ஜாம்பிகள் வந்தால் அதை எதிர்த்து போராடும் வகையில் அமெரிக்கா இராணுவம் ஒரு குழுவை அமைச்சு வச்சுருக்காங்களாம் அதனால் இந்த மர்மமான உலகம் எப்போ எப்படி மாறணும்னு யாருக்கும் தெரியாது மீண்டும் வேறு ஒரு மர்மமான நிகழ்வு சந்திப்போம் வணக்கம்